வணக்கம் bank Nifty future one mini chart இன்றைக்கி டே வந்து ஆகஸ்ட் ஒன் இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சஜஷன்ஸ் கொடுக்கும் ட்ரேடிங்ஸ் நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பாருங்கள் ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ அதனால் நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் ட்ரேடிங் போகுது அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான் இருக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் entry point line by at thirty seven eight forty எபோவில் இருக்க க்ரீன் கலர் லைன் ஸ்டாக்கட் லைன் கீழே இருக்க red colour line stop loss line so everyday உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த கேண்டில்ஸ் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் கிடைக்கும் போது இந்த சார்ட் லைவாகவே உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும் ஒரு கால் மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும் இதில் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் கலர் மாறும் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் ஒரு கால் மாதிரி உங்களுக்கு லைவாகவே வந்து சஜஷன் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் இதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லாட்டினா இதில் வர ட்ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு ட்ரெண்டு தெரிஞ்சாலே போதும் நானே ட்ரேட் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வர ட்ரெண்டை மட்டும் கூட பயன்படுத்தி நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் இப்போதைக்கு வந்திருக்க இந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுது இந்த சார்ட்னுடைய மூவ்மெண்ட் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு லைவில் ட்ரேடிங் போயிட்டுருக்குங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மேல் ஆகுது நமக்கு கிடைச்ச பைக்கால் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ட்ரேடிங் போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளோ நேரம் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட்டு தான் நம்ம கிடைச்ச இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் டார்கெட்டுக்கும் இன்பிட்வீன்லேயே தான் ஃபுல் ட்ரேட் வந்து போச்சு ஒரு நைன்ட்டி பாயிண்ட்டுக்குள்ளே தான் மோர் தென் ஒன் ஹவராக ட்ரேடிங் போய் இப்போ தான் மார்க்கெட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி நைன்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்டக்கெல்லாம் மூவ்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது ஸோ மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ அந்த ஸ்லோ மூவிங்கில் நமக்கு ஒரு கால் கிடச்சி அது வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நம்ம கிடச்சிருக்க கால் இந்த மாதிரி தான் இன்றைக்கி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குங்க உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ